தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி குழந்தைகளா இன்னைக்கு நம்ம மெய் எழுத்துக்கள் தெரிஞ்சுக்க போறோம் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க வாங்க இப்ப மெய் எழுத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் இக் இக் இங் இங் இச் இச் inch inch it it in It, it, ind, ind, ip, ip, im, im, e, e, ir, ir, il, il, iv, iv, il, il, il, il, ir, ir, in, in. Meyer the gal. Ik, ing, ich, inj, it, in, it, ind, ip, im, e, ir, il, im, ir, il, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான board books flash card picture book rhymes book colouring book origami book activity book text book writing book எல்லாமே தமிழரசி டாட் ஓஆர்ஜி வெப்சைட்ல இருக்கு நீங்க லாகின் பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் கிட்ஸ் எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங் கலரிங் கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்போ வந்து உங்களோட ட்ராயிங் கலரிங் கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க for more videos please subscribe my channel நன்றி